Good morning, friends. Myself, Dr. P. Samuel, Assistant Professor of Biotechnology, Ayanadar Janaki Ammal College, Sivakasi. In this video tutorial, we'll be going to see about what is phylogenetic tree. What is phylogenetic tree? Let's move on to the topic. See, uh, phylogenetic tree அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is a branching diagram right it is a branching diagram uh, what is actually a branching diagram maybe uh, uh, இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா it is like a normal tree like ஒரு ஒரு ஒரு ஸ்டெம் இருக்கும் அந்த ஸ்டெம்லேருந்து என்ன ஆகும் ஒரு பிரான்ச் வரும் அந்த பிரான்ச்லேருந்து நோடு வரும் இன்டர் நோடு வரும் இல்லையா ஸோ இதை வந்து நம்ம ஸ்டெம்முன்னு சொல்லுவோம் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிரான்ச்சோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் you will be able to see leaves இல்லையா நிறையா நீங்கள் இலைகளை அந்த இடத்துல பார்க்க முடியும் இந்த சேம் வே ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது it is a branching diagram right which which reveals the relationship between uh, the organisms right so இந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீயோட மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது it will help us to understand the relationship between the sequences and இன்னும் அதை டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது and how these differences arise with respect to time right with respect to time so இந்த ட்ரீலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது we can study the similarities as well as variances in their genetic and physical traits. So in the trait அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் it uh, is a common word being used in classical genetics Mendelian ஜெனட்டிக்ஸில் இந்த வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க and trait refers to character இல்லையா அப்போ இந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீஸ் மூலியமாக நாம் ரெண்டு ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை தெரிஞ்சுக்கலாம் and we can also uh, determine the variance between the organism with respect to genetic and physical traits சரிங்களா so this is what the definition about phylogenetic tree and uh, a tree can be constructed i mean a phylogenetic tree can be constructed using uh, two different uh, techniques using two different techniques so what are the techniques here and uh, the techniques are let me highlight it one is character based method another one is distance based method இந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீன்னு நம்ம அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த ட்ரீயை இந்த டயக்ராமை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது we can construct by two methods ஒன்று வந்து கேரக்டர் பேஸ்டு மெத்தட்னு பேர் இன்னொன்று டிஸ்டன்ஸ் பேஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி பேர் சரியா and what is actually character based method சரியா இப்போ நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்துட்டோம் அதில் கேரக்டர் பேஸ்டு மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது it solely depends on the sequence characters for example இது வந்து ஒரு சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஏ ரைட் சி அதே மாதிரி C G, T, T, just an imagination, right? And the character based method நம்ம பார்க்கும் பொழுது it will it will tell us uh, the information are uh, based on the sequence characters sequence characters and the aligned characters aligned characters in the sense similar characters between sequence 1 and sequence 2 the aligned characters are used in the character based technique to build the phylogenetic tree right so character based method is solely depending upon aligned sequence characters so from the tree right uh, we can we can we can draw the structure or we can draw the phylogenetic tree uh, with the help of uh, biological sequence information from DNA as well as from protein I mean from nucleotide sequence as well as from amino acid sequence right and there are two subdivisions in character based method one is maximum parsimony method another one is maximum likelihood method right maximum likelihood method just understand uh, what is all about phylogenetic tree and what is the main application of phylogenetic tree and methods involved in the construction of phylogenetic trees. So this is what to be uh, an important uh, uh, part of this concept. And in the next slide, what is actually distance based method? So in the previous slide, we studied uh, character based method is solely depending on uh, the sequence character of uh, the organism for which may be a nucleotide sequence character or maybe an amino acid or a protein sequence character so the tree is constructed based on the characters which means the composition of the uh, genetic material or the composition of the protein of the organism right in in the next one so called in distance based method in distance based method and uh, this is based on how different the two aligned sequences are from one another and this will clearly reveal about uh, the difference or uh, the distance between or how the difference exists between the two aligned sequences from one another right and the pairwise distances from the sequence data are then utilized to create a matrix. Hope we have discussed a dot plot procedure in the classroom, right? So in dot plot procedure, what we discussed and uh, for example, uh, this is uh, sequence 1 and this is sequence 2. So wherever we find similar characters between sequence 1 and sequence 2, that similarity is marked by dot. That similarity is marked by dot. So at the end of uh, the comparison, at the end of uh, the dot plot procedure, all those dots will be connected. As a result, a diagonal line will be obtained. A diagonal line will be obtained. And from the diagonal line, we can uh, come to know a lot of interpretations. Come to know a lot of interpretations. So in distance based method, uh, two uh, sequences are, are taken and those sequences are subjected to dot plot subjected to dot plot so after performing the dot plot procedure the resulting information can be used by uh, the technician to create a phylogenetic tree so this is all about distance based method distance based method and uh, these are the components these are the components of phylogenetic so root so uh, root is the origin of the organism root is the origin of the organism right and from the uh, root right branches are raised. from the root branches are this is example for a branch the same way uh, this is also an example for branch and the tip of the branch is called node right the tip of the branch is called node so from the node there are different branches arises which end up with uh, species like species A or species B like that species B like that and this set of area this is called clade this is called clade so while you are uh, uh, whenever you are asked to write uh, the components of phylogenetic tree you can you can draw the simple structure right. So a typical phylogenetic tree contain a root. Root means called the base, uh, which which uh, in in some other way I can tell you that uh, root is an ancestor, right? From this organism alone, all other organisms arises during the period of evolution. So this is called root. So from the root, the branch will be arise. The tip of the branch is called node and from the node you could see clade you could see clade right and uh, these are uh, there are four different types of phylogenetic trees and this is an important question with respect to the examination point of view right with respect to the examination point of view and what is actually rooted tree இந்த ரூட்டட் ட்ரீனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ரூட்டட் ட்ரீல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ரெட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we can uh, understand or we can able to trace the ancestor we can able to trace the information about the ancestor so from which organism right all these organisms will be evolved right was evolved sorry from which organism all the given organisms were evolved for example cat pig pangolins and tiger and all these organisms uh, definitely arise from a common one that ancestor can be determined that ancestor can be tracked that ancestor can be traced by using this rooted tree method rooted tree method right so rooted tree method will help us to understand or will help us to find out the most recent shared ancestor most recent shared ancestor ancestorனா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூதாதையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூதாதையர் என்று கருதப்படக்கூடிய இந்த உயிரினத்திலிருந்து தான் மற்ற எல்லா உயிரினங்களும் வந்ததாக நாம் என்ன பண்ணலாம் புரிந்து கொள்ளலாம் இப்போ நம்ம எவல்யூஷனில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த mother of all living organism on earth is and algae அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு பாசி தான் என்னது இந்த உலகத்தில் இன்னைக்கு காணப்படக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஒரு முந்தின உயிர் அல்லது முதல்ல இந்த பூமியில் உருவான உயிர் வந்து என்னது அந்த பாசி ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆல்கேலேருந்து தான் மற்ற எல்லா ஆர்கானிசமும் உருவானதாக நமக்கு விஞ்ஞானிகளால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஆல்கே சொன்னேன் இல்லையா அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஆன்சஸ்டர் அப்படின்னு பேர் சரிங்களா அப்போ ஆன்சஸ்டர்னா என்னது த ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஆர்கானிசம் அந்த ஆர்கானிசம்லேருந்து என்னென்ன ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ரீசெண்டாக டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் இந்த ரூட்டட் ட்ரீ மூலியமாக நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம் அடுத்தது அன்ரூட்டட் ட்ரீ இந்த அன்ரூட்டட் ட்ரீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சஸ்டர்ஸ் ரீசெண்ட் ஆன்சஸ்டர் யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது இந்த ட்ரீ மூலியமாக எதையுமே நம்ம ட்ராக் பண்ண முடியாது அதான் என்ன சொல்கிறாங்க avoid assuming any thing about the most recent ancestor so first நம்ம ரூட்டட் ட்ரீயில் என்ன பார்த்தோம் ஒரு ஒரு ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசமோட ஆன்சஸ்டார் என்னங்கிறத என்ன பண்ண முடியும் இந்த ரூட்டட் ட்ரீ மூலியமாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் அடுத்ததில் அன்ரூட்டட் ட்ரீயில் விச் இஸ் அன் இல்லஸ்ட்ரேஷன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது diagrammatic representation so from this representation we couldn't able to retrieve any information about the ancestor இந்த ட்ரீயில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆர்கானிசம்ஸோட ஆன்சஸ்டர் யாருன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது இந்த மாடல்லேருந்து நம்மளால் எதையுமே ட்ராக் பண்ண முடியாது சரியா அடுத்தது பைஃபர்கேட்டிங் ட்ரீ அப்படின்னு பேர் இந்த பைஃபர்கேட்டிங் ட்ரீ அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ட்ரீயில் மேக்ஸிமம் ரெண்டு டிசண்டன்ஸை நம்ம பார்க்கலாம் டிசண்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா வழித்தோன்றல்கள் அப்படின்னு பேர் இந்த ஒரு உயிரினம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி போடுறேன் இது வந்து ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன் இந்த நான் வரைஞ்சிருக்க இந்த டயக்ராம் வந்து ஒரு பாக்டீரியா அப்படின்னா இந்த பாக்டீரியாலேருந்து this is called the ancestor அப்படின்னு சொல்லுவாங்க this is called the ancestor so இதுலேருந்து ஃபார்ம் ஆகிற மற்ற எல்லா ஆர்கானிசமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த கலரை இங்கே மாற்றிக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே இது இதெல்லாம் இதுலேருந்து நம்ம ஃபார்ம் ஆகிற எல்லா ஒவ்வொரு ஆர்கானிசம் பார்த்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த பாக்டீரியாலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானிசம் இதுலேருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ஆர்கானிசம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிசண்டன்ஸ் அப்படின்னு பேர் ரைட் வழி தோன்றல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பைஃபர்கேட்டிங் ட்ரீயில் நம்ம மேக்ஸிமம் எத்தனை டிசண்டன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசண்டன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் ட்ராக் பண்ண முடியும் அதான் அந்த பைஃபர்கேட்டிங் ட்ரீயோட லிமிட்டேஷன் இந்த பைஃபர்கேட்டிங் ட்ரீயோட லிமிட்டேஷன் அப்படிங்கிறது அதுதான் சரிங்களா அந்த இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாக்டீரியம் வந்து என்ன ஆயிடுச்சு இந்த ரெண்டு பாக்டீரியம் ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா திஸ் இஸ் கால்டு டிசண்டன்ட் அப்படின்னு பேர் இதை அப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிப்போம் அப்போ இது ஒரு டிசண்டன்ட் இது ஒரு டிசண்டன்ட் அப்போ இந்த பாக்டீரியம்லேருந்து அடுத்து என்ன ஆகுது இன்னும் ரெண்டு நாலு இன்னும் ரெண்டு பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது சரியா ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து இது ஒரு பாக்டீரியா இது ஒரு பாக்டீரியா அப்போ this is mother bacterium and all these black colour dots are represented or designated as descendants of the mother bacterium descendants of the mother bacterium அப்போ இந்த பைஃபர்கேட்டிங் த்ரீயில் ரெண்டு டிசெண்டன்ஸ் ரெண்டு ஜென்ரேஷன்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் சரிங்களா கடைசியாக மல்டி ஃபர்கேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீ ஒன்று உண்டு ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன speciality each of the internal node இந்த ஏரியா சொல்கிறாங்களா திஸ் இஸ் கால்டு நோடு அப்படின்னு சொல்லி பேர் the node has a number of descendants a number of descendants அப்போ ஒவ்வொரு ட்ரீலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிமிடேஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ரூட்டர் ட்ரீயில் என்ன பண்ண முடியும் ரீசெண்ட்லி ஷேர்டு ஆன்சஸ்டர் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சரியா அன்ரூட்டட் ட்ரீயில் என்ன கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்க முடியாது ஆன்சஸ்டர் யாருங்கிறத ட்ராக் பண்ண முடியாது பைஃபர்கேட்டிங் ட்ரீயில் என்ன பண்ண முடியாது நம்மளால் அதாவது என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறத விட பைஃபர்கேட்டிங் ட்ரீயில் என்ன இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ண முடியும் எவ்வளவு டிசெண்டன்ஸ் இருக்காங்க மேக்ஸிமம் ரெண்டு டிசெண்டன்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் இதில் ட்ராக் பண்ணலாம் அதே மாதிரி மல்டிஃபர்கேட்டிங் ட்ரீயில் நம்பர் ஆஃப் டிசெண்டன்ஸ் நிறையா டிசெண்டன்ஸ் இருக்கிறத இந்த ட்ரீலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் தெரிந்து கொள்ளலாம் அதான் இந்த மல்டிஃபர்கேட்டிங் ட்ரீயோடைய ஸ்பெஷாலிட்டி சரிங்களா so applications point of view அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்ன இடத்துலலாம் இந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா first when looking for new species ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு புது ஆர்கானிசம்ஸ் நம்ம ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னா which may be a frog or which may be a caterpillar or which may be a moth what ever it is but அந்த நியூ ஸ்பீஷிஸா அல்லது ஓல்டு ஸ்பீஷிஸா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ட்ரீ மூலியமாக நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு ஆர்கானிசமுக்கும் இன்னொரு ஆர்கானிசமுக்கு இருக்கிற அந்த பரிணாம ரீதியிலான வரலாறு இல்லை பரிணாம ரீதியிலான வரலாறு எந்த பீரியடில் இந்த ஆர்கானிசம் இவால்வ் ஆணுச்சு எப்போ இவால்வ் ஆணுச்சு எந்த எந்த ஆன்சஸ்டார்லேருந்து இவால்வ் ஆணுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணிக்கலாம் இதிலேருந்து எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த ஆர்கானிசமுடைய ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் இந்த ட்ரீலேருந்து ட்ராக் பண்ண முடியும் அதே மாதிரி ஆன்சஸ்டர் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத ட்ராக் பண்ணலாம் அப்புறம் நம்ம ஸ்டடி பண்ணுற ஆர்கானிசமோட ரீசன்ட் ஆன்சஸ்டர்ஸ் காமன் ஆன்சஸ்டர்ஸ் யாருங்கிறத என்ன பண்ணிக்கலாம் நம்மளால் இந்த எவல்யூஷனரி ட்ரீ மூலியமாக ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீயோடைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம தியரட்டிக்கலாக படிச்சிட்டாலும் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம பிளாஸ்டில் அந்த ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா டிஸ்டன்ஸ் ட்ரீ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா அந்த போர்ஷனை என்ன பண்ணுங்கள் பிளாஸ்ட் வீடியோ பார்த்து அந்த ஏரியாவை செக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஆன்சர் பேப்பரில் ஒரு ஆடட் பாயிண்ட்ஸாக நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா மார்க் நல்லபடியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ நிச்சயமாக அந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் the tutorial stay tuned with me bye bye